பிரித்தானியாவில் முதன்முறையாக தமிழ் பெண்ணுக்கு கிடைத்த உயர் பதவி பிரித்தானியாவின் அமெஸ்மெரி கவுன்சிலின் மேயராக முதன்முறையாக தமிழ் பெண்ணான மோனிகா தேவேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் ஆயிரம் ஆண்டுகால பிரித்தானியாவின் அரசியலில் முதல் வெள்ளையர் அல்லாது தமிழர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஏற்கனவே அமெஸ்மெரி கவுன்சிலின் துணை மேயராக இருந்த மோனிகா தேவேந்திரன் தற்போது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதவியேற்பு விழா ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது உலகின் தலை சிறந்த நூ நூறு தலைவர்கள் பிரித்தானியாவில் நடைபெறும் மேயர் பதவி ஏற்பு விழாவிற்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சென்னை புரசைவாக்கம் பகுதியில் சேர்ந்த மோனிகா தேவேந்திரன் பாடசாலை கல்லூரி படிப்புகளை முடித்து மருத்துவரானார் அதன் பின்னர் திருமணம் செய்து கொண்ட மோனிகா தேவேந்திரன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரித்தானியாவிற்கு சென்றார் பிரித்தானியாவில் பல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வந்த மோனிகா தேவேந்திரன் கடந்த ஆண்டு ஆமிஸ்பெரி மேற்கு மாவட்ட இடங்களுக்கான கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டார் மாட்டார் இந்த நிலையில் தற்போது அங்கு மாநகர தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மோனிகா தேவேந்திரன் போட்டியிட்டார் இதில் நகரமன்ற உறுப்பினர்களால் மோனிகா தேவேந்திரன் துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டு தற்போது மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் உலக புகழ்பெற்ற ஸ்டோன் பெஞ்ச் மாநகராட்சி ஆம்ஸ்பெரியின் கீழ் வருகிறது கடந்த ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளாக இந்த பதவி இந்தியர்கள் யாருக்கும் கிடைக்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது